mega star washing powder soap மற்றும் பினாயில் எங்களிடம் வாங்கி நீங்கள் விற்பனை செய்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு உங்களது சொந்த தேவைக்கும் எங்களிடம் வாங்கிக் கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது சைபர் ஆறு ஒன்பது மூன்று உங்கள் தேவைக்கு வாங்கிக் கொள்ளவும் எங்களிடம் வாங்கி மறு விற்பனை செய்யவும் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் துணிகளை சூப்பராக சுத்தம் செஞ்சு துணிகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சூப்பரான mega star washing powder washing powder மற்றும் பினாயில் மற்றும் சோப்பு இதோ உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் பவுடர் பினாயில் சோப்பு இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க அக்கா வாங்க உங்க வீட்டு துணிகளை சுத்தம் செய்ய தேவையான வாஷிங் பவுடர் சோப்பு இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பினாயில் இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க எல்லாமே தரமான பொருட்கள் விளம்பரத்துக்காக விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் மெகா ஸ்டார் வாஷிங் பவுடர் அரை கிலோ முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டோட விலை முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா அதே மாதிரி நாலு பாக்கெட் வாங்கினீங்கன்னா நூறுரூவா நூறுரூவா நூறுரூவா நாலு பாக்கெட்டோட விலை நூறுரூவா மெகா ஸ்டார் வாஷிங் பவுடர் உங்கள் வீட்டு துணிகளை சுத்தம் செய்ய தேவையான washing powder mega star washing powder அரை கிலோ முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா நாலு பாக்கெட் வாங்கினீங்கன்னா நூறுரூவா நூறு ரூபா நாலு பாக்கெட் நூறுரூவா நல்ல தரமான வாஷிங் பவுடர் உங்க வீட்டு துணிகளை சுத்தம் செய்ய தேவையான வாஷிங் பவுடர் அரை கிலோ முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு பாக்கெட் ஐம்பது ரூபா நாலு பாக்கெட் வாங்கினீங்கன்னா நூறுரூவா உங்க வீட்டு துணிகளை துவைக்க தேவையான சோப்பு நல்ல தரமான சோப்பு சூப்பரான சோப்பு இதை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோப்பு பினாயில் வாஷிங் பவுடர் இதோ ஒப்பனை இருக்கோம் வாங்கம்மா வாங்க இதோ கண்ணுக்கு கண்ணாக கண்ணுக்கு முன்னாக இதோ உங்கள் பகுதியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே தரமான பொருட்கள் குறைஞ்ச விலையில விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க உங்களுக்கு பிடிச்சதை உங்க வீட்டுக்கு தேவையானதை வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு போங்க வாஷிங் பவுடர் பினாயில் சோப்பு இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே குறைஞ்ச விலையில விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களோட விளம்பரத்துக்காக குறைஞ்ச விலையில விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் குறைஞ்ச லாபம் அதிக விற்பனை அதுவே எங்களோட தாரக மந்திரம் வாங்கக்கா வாங்க சார் வாங்க உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் பவுடர் சோப்பு பினாயில் இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க ரெண்டு பாக்கெட் வாங்கினீங்கன்னா அடுத்து வரும்போது நாலு பாக்கெட் நீங்களே கேட்டு வாங்குவீங்க எல்லாமே தரமான பொருட்கள் மெகா ஸ்டார் வாஷிங் பவுடர் அரை கிலோ முப்பத்தைந்து ரூபாய் ரெண்டு அரை கிலோ பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா நாலு அரை கிலோ பாக்கெட் வாங்கினீங்கன்னா நூறு ரூபா எல்லாமே குறைஞ்ச விலையில விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களோட விளம்பரத்துக்காக குறைஞ்ச விலையில விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் குறைஞ்ச லாபம் அதிக விற்பனை அதுவே எங்களோட தாரக மந்திரம் வாங்க அக்கா வாங்க வாங்க அக்கா வாங்க உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் பவுடர் சோப்பு பினாயில் இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டு பாக்கெட் வாஷிங் பவுடர் வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்து வரும்போது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையும் வாங்க சொல்லுவீங்க எல்லாமே தரமான பொருட்கள் துணிகளை சூப்பரா சுத்தம் செஞ்சு துணிகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சூப்பரான மெகா ஸ்டார் வாஷிங் பவுடர் அரை கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் ரெண்டு அரை கிலோ பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா நாலு வாங்கினா நூறுரூவா நூறுரூவா நூறுரூவா நாலு பாக்கெட் நூறுரூவா மெகா ஸ்டார் வாஷிங் பவுடர் தரமான வாஷிங் பவுடர் உங்க துணிகளை சூப்பரா சுத்தம் செஞ்சு துணிகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சூப்பரான washing powder mega star washing powder அரை கிலோ முப்பத்தைந்து ரூபாய் ரெண்டு பாக்கெட் ஐம்பது ரூபாய் நாலு வாங்கினீங்கன்னா நூறுரூவா நூறுரூவா நூறுரூவா நாலு பாக்கெட் வாஷிங் பவுடர் நூறுரூவா ஃபினாயில் நல்ல தரமான ஃபினாயில் இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு துணிகளை துவைக்க சூப்பரான சோப்பு தரமான சோப்பு இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே தரமான பொருட்கள் குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க சார் வாங்க அன்னை வாங்க வந்து பாருங்க உங்கள் வீட்டு துணிகளை துவைக்க தேவையான மெகா ஸ்டார் வாஷிங் பவுடர் நல்ல தரமான வாஷிங் பவுடர் இந்த தடவை ரெண்டு பாக்கெட் வாங்கினீங்கன்னா அடுத்து வரும்போது நாலு பாக்கெட் நீங்களே கேட்டு வாங்குவீங்க எல்லாமே தரமான பொருட்கள் குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் வாங்க அக்கா வாங்க சூப்பரான வாஷிங் பவுடர் சோப்பு பினாயில் இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் உங்க பகுதியில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்ணுக்கு கண்ணாக கண்ணுக்கு முன்னாக இதோ விற்பனை நடந்துகிட்டு இருக்கு வாங்கம்மா வாங்க வாங்க உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் பவுடர் பினாயில் சோப்பு இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அரை கிலோ வாஷிங் பவுடர் முப்பத்தைந்து ரூபாய் ரெண்டு பாக்கெட் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா நாலு பாக்கெட் நூறுரூவா நூறுரூவா ரூபா நாலு பாக்கெட் வாஷிங் பவுடர் நூறுரூவா வாங்கம்மா வாங்க சூப்பரான வாஷிங் பவுடர் நாங்களே நேரடியாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறதுனால குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே தரமான பொருட்கள் அக்கா வாங்க இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் washing powder phenyl soap sir வாங்க அண்ணே வாங்க சூப்பரான வாஷிங் பவுடர் ஃபினாயில் சோப்பு எல்லாமே குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சிகிட்டு இருக்கோம் எல்லாமே தரமான பொருட்கள்